வணக்கம் மக்களே லக்ஷம் மரங்களுக்கு புதியவரா நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுங்கள்